ஹாய் ஸோ um, இந்த விலாகில் நான் வின்டர் சீரியஸ் பற்றி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல ரீசெண்டாக இப்போ வின்டர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பி ஸ்டார்ட் ஆகிடுச்சு டிசம்பர்லேயே வின்டர் ஸ்டார்ட் ஆகிடும் பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாகவே இருக்குது வெதர் அப்படின்னு வெதர் uh, um, ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒர்ஸ்ட்டாக இந்த வெதர் போனதே இல்லை கொஞ்சம் மைல்டாக ஸ்டார்ட் ஆகும் அப்படியே மெயின்டைன் ஆகி ஜனவரி ஃபெப்ரவரியில் கொஞ்சம் பீக்கு போகும் பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் um, எண்டு முடிகிறதுக்குள்ளேயே ஐ மீன் இந்த கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெதர் uh, நல்லா ட்ராப் ஆகிடுச்சு ஸோ இது வந்து நான் uh, என்னோடய அப்பார்ட்மெண்ட்டில் நான் ஸ்கூல் வேன் ஸ்கூல் அந்த என்னோட கிட்ட பிக் பண்ண போகும்போது எடுத்த வீடியோ இது பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸ்னோஃபால் வந்துட்டு ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பாங்க முன்னாடியே பட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மய கம்மியாக தான் ப்ரிடிக்ஷன் இருந்துச்சு இந்த ஊரில் வெதர் ரிப்போர்ட் எல்லாமே கொஞ்சம் அக்யூரேட்டாகவே இருக்கும் பட் நியூயார்க்கோட மற்ற ஏரியாவிலலாம் ரொம்ப ஹெவியாக ப்ரிடிக்ட் பண்ணாங்க பட் நியூ ஜெர்சியில் வந்து கொஞ்சம் கம்மி தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது பட் ஆனால் இது வந்து ரொம்பவே எக்ஸ்ட்ரீமாக ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்னோ இப்படி தான் இங்கே இனிமேல் ஃபுல்லாக இன்னும் ஒரு ஃபோர் மந்த்ஸ்க்கு இப்படி தான் இருக்குங்க மழை மாதிரியே பெஞ்சிட்டே இருக்கும் ஸ்னோ ஸோ இந்த மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த வெதருக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எல்லாருமே ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க வின்டரில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் அதே மாதிரி இந்த ஸ்னோவில் போய் டியூபிங் ஸ்கே ஸ்கேட்டிங் அந்த மாதிரி தான் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் ஸோ இப்படி தாங்க இனி ஒரு நாலு மாதத்துக்கு எல்லா நாளுமே எல்லாருமே ஒரு ஜாக்கெட் ஒரு ஸ்னோ அம்பர்லா அந்த மாதிரி எல்லாமே மாற்றிடுவாங்க ஸோ இந்த சீரியஸ் ஃபுல்லாகவே நான் ஸ்னோவை வந்து அமெரிக்காவில் இருக்க மக்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் நான் போட போகிறேன் ஸோ இப்போ டிசம்பர் டுவெண்ட்டி தேர்டு அதில் வந்து இப்போ தான் ஸ்னோ ஸ்டார்ட் ஆகிடுக்கு ஸோ இந்த வின்டர் சீரியஸ் ஒனில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்னோ ஸ்டார்ட் ஆகிறத நான் கவர் பண்ணிட்டேன் ஸோ இன்னும் போக போக இது எப்படி ஹெவியாக மாறும் ஸ்னோ ஸ்டாம்லாம் வரும்போது எப்படி இந்த மக்கள் இந்த இந்த லைஃப் ஸ்டைலெல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறாங்க அவங்க எப்படி இதை வந்து இதுலேருந்து ரெக்கவர் ஆகிறாங்கன்னு பார்க்கணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா எயிட் இன்ச் டுவெல் இன்ச் அந்த லெவலுக்கு ஸ்னோ இருக்கும் ஸோ அதை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் ரிமூவ் பண்ணி அந்த அளவுக்கு அவங்க மெயின்டெனன்ஸ் அந்த இதை மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அதை பற்றிலாம் நம்ம போக போக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் and thank you so much for வாட்சிங் this video take care bye